வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவை வச்சு ஒரு வித்தியாசமான ஸ்வீட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்கள் இதுக்கு ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க இது ஒரு கப் அளவு சுகரை வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது முட்டையோட நல்லா சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை கூட ஆட் பண்ணும்போது சுகரை பொடிச்சு தான் சேர்க்கணும் இல்லைன்னா சீக்கிரத்தில் கரையாது அதனால தான் இப்போ நல்லா தண்ணி எதுவும் கலக்காமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட வந்து ரெண்டு கப் அரிசி மாவு ஒன்றில் சேர்க்க போகிறேன் ஒரு கப் சேர்த்தாச்சு இப்போ அடுத்து ஒரு கப் சேர்க்குறேன் இப்போது இதை நல்லா கலந்துக்கோங்க இப்போ அது கூட நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான ஒரு ஒரு பவுல் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க இப்போது மீதி இருக்கிறதையும் கலந்துக்கிறேன் இன்னும் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இந்தளவு லிக்யூடாக இருக்கணும் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நல்லா ஆயில் ஹீட் பண்ணோன்னே ஒரு குளிக்கரண்டி எடுத்து நீங்கள் ஆயிலில் ஊற்றுங்க பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ மறுபடியும் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் சீக்கிரமாக பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லீவில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே நிறையா ஸ்வீட் வந்து பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான்